hello friends welcome back to my channel MI cooking Tamil so இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு Chinese starter item dragon paneer அது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க உள்ளே பார்க்கலாம் ஸோ இங்கே நான் two fifty grams of paneer எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு tablespoon of red chilli powder and அதுக்கப்புறம் சால்ட் இந்த பன்னீருக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஒரு one tablespoon of garam masala அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நல்லா டூ டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பன்னீரை நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து சிக்கன் மசாலா பவுடர் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பன்னீரை வந்து சும்மா உடையாமல் நீங்கள் பிசையணும் அதுதான் இதில் இருக்க சேலஞ்சே ஸோ பன்னீர் ரொம்ப சாஃப்டான இருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி பன்னீரை வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா ஆயில் சூடாகிட்டதுக்கு அப்புறமேட்டு பன்னீர் ஒன்று ஒன்றுத்தையும் செப்ரேட் செப்ரேட்டாக இது பண்ணி நீங்கள் இந்த பன்னீர் மொத்தத்தையுமே பொரித்து எடுக்கணும் ஸோ பொறிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலருமே வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு அண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூட பிரியல ஏன்னா வந்து நான் வந்து ரெண்டு tablespoon cornflour powder and ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் வந்து போட்ட உடனே டக்குன்னு திருப்பாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ தட் வெளியே இருக்க லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே பன்னீர் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு பன்னீர் இதுதான் பன்னீர் சிக்ஸ்டி ஆகும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லா பன்னீரையும் கம்ப்ளீட்டாக பொரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன் ஸோ சோம்பு வந்து அந்த பட்டரில் வந்து நல்லா வந்து பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாலு டு அஞ்சு காஞ்ச மிளகா அதை வந்து கிள்ளி அப்படி போட்டுக்கிறேன் ஸோ அந்த பட்டரில் வந்து அதுவுமே கொஞ்சம் டாஸ் ஆகணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து பூண்டு தோல் உரித்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைன்லி சாப்பிடு ஸோ அதையுமே நான் போட்டு போட்டுக்கிறேன் ஸோ போட்டுட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து வெங்காயம் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இன்னமும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காஞ்ச மிளகாய் வந்து இங்கே வந்து ஒரு டாஸிங்க்காக தான் ஸோ இது வந்து ரொம்ப காரம்லாம் அடிக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அப்புறமேட்டு நான் வந்து ஒரு ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே அந்த வெங்காயத்தோடு நான் இதில் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க அந்த ரா ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு tablespoon soya sauce add பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமானது ஷெஷ்வான் சாஸ் ஸோ செ செஷ்வான் சாஸ்ன்ட்டு கண்டிப்பாக வைக்கும் ஸோ செஷ்வான் சாஸ் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ஒரு tablespoon red chilli sauce அதையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டொமேட்டோ கேட்சப் இருக்குது இல்லைங்களா அதுவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு உப்பு அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் சால்ட் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையுமே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா அது வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து ஒரு கைப்பிடி கொஞ்சம் கொரியாண்டர் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் ஏன் நான் முதல்ல ஆட் பண்ணுறேன்னா அந்த கொரியாண்டரோட அந்த எசன்ஸுமே இறங்குறதுக்காக தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஸோ கொஞ்சம் நேரம் அந்த கம்ப்ளீட்டாக வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருக்கும் ஒரு சாஸியான ஒரு டெக்ஸ்சர் ஸோ ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே அண்ட் எஸ்பெஷலி சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்ச பன்னீர் இருக்கு இல்லைங்களா அது இதோட நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டிட்டதுக்கப்புறமேட்டு பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெங்காயம் தக்காளி அந்த ரெட் சில்லி அதோட நல்லா டாஸ் ஆகணும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போவுமே அடுப்பு வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த வந்து நம்ம இப்போ பன்னீரில் வந்து அது வந்து சாட்டே பண்ணோம் ஸோ நல்லா ஃப்ரை ப நல்லா வந்து வதக்குங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பன்னீருமே உடையக்கூடாது அதுவுமே முக்கியம் ஸோ இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த பொரிச்சதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெங்காயம் தக்காளி வந்து அதோட நல்லா மேர்ஜ் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஹாட்டான ட்ராகன் பன்னீர் ரெடி ஆயாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கார்னிஷிங்க்காக கொஞ்சம் கொரியாண்டர் அதையுமே நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான யம்மியான ட்ராகன் பன்னீர் ரெடி அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் அண்ட் uh, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank you so much friends and thank you so much